ஐயா வணக்கம் நான் மணிமாறன் பேசுகிறேன் மவுண்ட் உன்னேசை நான் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் எங்கள் வீட்டில் வந்து புதுசாக வீடு கட்டி வாசக்கால் நிலவு வைக்கலான்னு அனுமதி கேட்டிருந்தேன் south twenty nine Thiru Venkatesan ஆரை அவங்களும் சவுத்ரி திரு திருவேங்கடம் அவர்களும் எனக்கு அனுமதி தரல விடுப்பு தரலை வேணும்னே எனக்கு வந்து அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க வேணும்னு லீவு தராமல் எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லதை கூட கலந்துக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழலை உருவாக்குறாங்க காவல்துறையில் ஏற்கனவே பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்க இந்த மாதிரி அதிகாரிகளால் தான் போ காவல்துறையில் பணிச்சுமைகளும் மன அழுத்தங்களும் உண்டாகிறது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாலையில் வந்து போக்குவரத்து அது அந்தளவுக்கு அதிகமாக இல்லை இன்றைக்கி வந்து விஐபி மூமெண்ட்டும் கிடையாது அதிகாரம் அதிகாரிங்கிற ஒரு தவறான ஒரு ஆயுதத்தை என்ன மாதிரி சராசரி கீழ்நிலை ஊழியர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க லீவு நான் நேற்றுலேருந்தே கேட்குறேன் லீவும் தரல அனுமதி விடுப்பும் தரல அநாகரிகமாக மைக்கில் பேசுகிறாங்க இது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தருது காவல்துறையில் இந்த மாதிரி அடக்குமுறைகளை வந்து என்றைக்கு தான் கைவிட போகிறாங்கன்னு தெரில மைக்கில் அநாகரிகமாக பேசுகிறதும் விடுப்பு தராமல் அலகழிக்கிறதும் மன உளைச்சலை உண்டாக்குறது தான் அதிகாரினாவே சார்ஜ் தரணும் சஸ்பெண்டு தரணுங்கிற ஒரு அகம்பாவம் தலைகணம் தான் அதிகமாக இருக்குது இது இந்த நிலையை மாறணும் சார் இது நிச்சயம் வந்து இவங்க வந்து ஒரு மனசாட்சின்னு இருக்கா இல்லை மனிதாபிமானம் இருக்கா இல்லை அவங்க கு குடும்பத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்னா கலந்துக்க மாட்டாங்களா நாங்களாம் வேலை செய்கிறது வந்து எதுக்காக குடும்பத்தை கூட பார்க்கக்கூடாம வேலை செய்யணும்னா அது என்ன வேலை காவல்துறைங்கிற ஒரு கடினமான துறையில் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் தற்கொலைகளும் மன உளைச்சங்களும் மன அழுத்தங்களும் உண்டாகிட்டு தான் சார் இருக்கும் நிச்சயமாக இது நான் வந்து இது நான் என்ன சொல்கிறதுன்னா இது வந்து மனிதாபிமானமற்ற ஒரு அடக்குமுறை என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுபகாரியத்தை கூட கலந்துக்க விடாமல் வேணும்னே காழ்ப்புணர்ச்சி காரணமாக வெங்கடேசன் ஆய்வாளரும் சௌத்ரி உதவி ஆணையர் திருவேங்கடம் அவர்களும் எனக்கு வேணும்னே மன உளைச்சல் உண்டாகிறாங்க என்னுடைய வளர்ச்சியை தடுக்கணும் கெடுக்கணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் எனக்கு கண்ட்ரோல் ரூமில் வேணும்னே ஆப்ஷன் போடுறாங்க சார் உங்களுக்கும் நான் நேற்று ஆஃபீஸில் வந்து உங்களை சந்திக்கலான்னு பார்த்தேன் ஐயா நீங்கள் இல்லை பல முறை நான் ஃபோன்லேயாவது பேசலான்னு ட்ரை பண்ணேன் ஒரு தடவை கூட நீங்களும் எடுக்கலை வேறு வழி இல்லாமல் நான் இந்த குரல் பதிவு போடுறேன் காவல்துறையில் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற வரைக்கும் தற்கொலைகளும் மன அழுத்தங்களும் பெருகிக்கிட்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம் ஐயா